வணக்கம் மாணவர்களே வாக்கிய உறுப்புகள் என்ற முன்னைய காணொளியின் தொடர்ச்சியாக வருகின்ற அடைமொழிகள் என்ற இந்த காணொளியினூடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பொருட்கள் என்ற பகுதியினுள் அடங்குபவை அழுவாய் பலநிலை செயற்படு பொருள் என்பது நீங்கள் அறிந்ததே அந்த வாக்கிய உறுப்புகளை மெருகுபடுத்தும் முக்கிய அம்சமான அடைமொழிகள் தொடர்பான விடயங்களே இந்த காணொளி மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றீர்கள் வாக்கிய உறுப்புகள் என்ற காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது அதனையும் இந்த காணொளியுடன் அவதானித்து இந்த பகுதி தொடர்பான அடிப்படை விடயங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இப்போது நாங்கள் காணொளியின் முக்கிய பகுதிக்குள் நுழைவோம் அதில் இன்றைய தலைப்பான அடைமொழிகளின் அவசியம் பற்றி முன்னதாக அறிந்து கொள்வோம் ஒரு பொருள் பல்வேறு வகைகளில் காணப்படும் போது அந்த பொருளை குறிக்கும் சொல்லை பொதுவாக எடுத்துரைக்கும் சந்தர்ப்பங்களில் அந்த பொருள் தொடர்பாக பல சந்தேகங்கள் எழக்கூடும் உதாரணமாக மரம் என்ற சொல்லை கருதுவோம் எத்தனையோ வகையான மரங்கள் காணப்படுவதால் ஒரு மரத்தை குறிக்க நாம் மரம் என்ற பொது சொல்லை பாவிக்கும் போது அது எந்த மரம் என்ற குழப்பம் எழுவது இயல்பானதே அதே நேரம் மாமரம் என்று நாங்கள் குறிப்பாக சொல்லும் போது அதனை எந்தவித குழப்பமுமின்றி இலகுவில் இனம் காண முடிகின்றது அவ்வாறே மல்லிகை மலர் என்று கூறும் போதும் அது எந்த வகையான மலர் என்று விரைவில் இனங்காண முடிகிறது இவ்வாறு பல வகைகள் உள்ள பொருள் ஒன்றில் குறிப்பிட்ட ஒரு வகையை இனம் காண உதவும் சொற்களாக நாங்கள் இந்த அடைமொழிகளை விளங்கிக் கொள்ளலாம் இவ்வாறு வாக்கிய உறுப்புகளான இழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என்பவற்றையோ அல்லது ஒரு பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ விரிவாகவும் தெளிவாகவும் குறிப்பாகவும் விவரிப்பதற்கு பாவிக்கப்படும் சொற்களே அடைமொழிகள் எனப்படுகின்றன அதாவது ஒரு சொல்லின் கருத்தை மேலும் விளங்கப்படுத்தவோ அல்லது அதன் தன்மையை மேலும் சிறப்பித்தோ அல்லது வர்ணித்து கூறுவதற்கோ பாவிக்கப்படும் சொற்கள் அடைமொழிகள் எனப்படுகின்றன உதாரணமாக மாமரம் மல்லிகை மலர் இங்கு மா என்ற சொல்லும் மல்லிகை என்ற சொல்லும் முறையே மரம் என்ற பொது சொல்லையும் மலர் என்ற பொதுச்சொல்லையும் சிறப்பாக விபரித்து அவற்றை தனித்துவமாக எடுத்து காட்டுவதால் அவை அடைமொழிகளாக தொழிற்படுகின்றன வாக்கிய உறுப்புகளாக அமையும் சொற்கள் தனித்துவமாக எடுத்து காட்டப்பட்டு புகழ் பெற காரணமாக அமைவது இந்த அடைமொழிகளினால் ஆகும் வாக்கிய உறுப்பான எழுவாயை விவரிப்பது எழுவாய் அடைமொழி என்றும் வாக்கிய உறுப்பான பயனிலையை விபரிப்பது பயனிலை அடைமொழி என்றும் வாக்கிய உறுப்பான செயப்படு பொருளை விவரிப்பது செயப்படு பொருள் அடைமொழி என்றும் கூறப்படும் இந்த அடைமொழிகள் பெயர் சொல்லை அல்லது வினை சொல்லை விசேட விதமாக விவரிக்கின்றன பெயர் சொல்லை விவரிப்பன பெயர் அடைமொழிகள் என்றும் வினை சொல்லை விபரிப்பன வினை அடைமொழிகள் என்றும் பாகுபடுத்தப்படுகின்றன பெயர் அடைமொழிகள் இவை பெயர் சொற்களை விசேட விதமாக விபரிக்கின்றன வாக்கிய உறுப்புகளான எழுவாயும் செயற்படு பொருளும் எப்போதும் பெயர் சொற்களாகவே இருப்பதால் பெயர் அடைக்குள் அல்லது பெயர் அடைமொழிக்குள் எழுவாய் அடைமொழியும் செயற்படு பொருள் அடைமொழியும் அடங்குகின்றன பேரடைக்கான உதாரணங்கள் அடர்ந்த காடு உயர்ந்த மரம் சிவந்த மண் சமைத்த உணவு ஓலை பாய் தந்திரமான நரி அழகான சட்டை வசதியான வீடு பெருமதியான கார் கள்ளமில்லா உள்ளம் குவிந்த மொட்டு வெள்ளை தாமரை பெரிய கடை சிறந்த நாடு அழகிய குழந்தை பாடசாலை கீதம் மீன் குழம்பு முல்லை கொடி சிவி சக்கரவர்த்தி இங்கு அடர்ந்து என்ற சொல் காடு என்ற பெயர் சொல்லின் தன்மையை விபரித்து நிற்பதால் அது அடைமொழியாகின்றது இவ்வாறே உயர்ந்த சிவந்த சமைத்த ஓலை உட்பட உதாரணத்தில் காட்டப்பட்டுள்ள அனைத்து சொற்களும் தம்மை தொடர்ந்து வரும் பெயர் சொற்களை விவரித்து அதனை சிறப்பித்து காட்டுவதால் பெயர் அடைமொழிகளாக தொழிற்படுகின்றன அடுத்து வினை அடைமொழிகள் இவை வினை சொற்களை சிறப்பாக விவரித்து நிற்கின்றன வாக்கிய உறுப்பான பயனிலை பெரும்பாலும் வினை சொல்லாக இருப்பதனால் வினை அடிக்குள் அல்லது வினை சொல் அடைமொழிக்குள் பயனிலை அடைமொழிகள் அடங்குகின்றன வினையடைக்கான உதாரணங்கள் நளினமாக ஆடினாள் வருந்தி அழுதாள் இனிமையாக பாடினாள் நன்றாக படித்தான் சுவைத்து உண்டான் மெல்ல நடந்தான் வேகமாக ஓடினான் அயர்ந்து தூங்கினான் விளக்கமாக கற்பித்தார் கோபமாக கத்தினாள் பொறுமையாக கூறினார் பயங்கரமாக விவரித்தான் முன்பு வாங்கினாள் விரைவாக எழுதினார் வசதியாக வாழ்ந்தான் மெதுவாக நீந்தியது பாய்ந்து வந்தது நிதானமாக தேடினாள் நாளை வருவார்கள் ரசித்து பார்த்தான் இங்கு நளினமாக வருந்தி இனிமையாக நன்றாக போன்ற சொற்களும் உதாரணத்தில் காட்டப்பட்டுள்ள ஏனைய சொற்களும் தம்மை தொடர்ந்து வரும் வினை சொற்களை விபரித்து நிற்பதால் வினை அடைகள் எனப்படுகின்றன பெயர் அடையானது அதன் அமைப்பின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது அவை தனிப்பெயரடை கூட்டு பெயரடை அல்லது ஆக்கப் பெயரடை பெயர் சொற்களை விபரிக்கும் அடைமொழிகள் தனி சொற்களாக அதாவது பிரிக்க முடியாத சொற்களாக வந்தால் அவை பெயரடைகள் என்று அழைக்கப்படுகின்றன பெயரடைக்கான உதாரணங்கள் காய்ந்த நெல் வாடிய பயிர் பெரிய மரம் உடைந்த கதிரை இரும்பு மனிதன் இங்கு காய்ந்த வாடிய பெரிய உடைந்த இரும்பு போன்ற சொற்கள் முறையே நெல் பயிர் மரம் கதிரை மனிதன் போன்ற பெயர் சொற்களை விபரித்து நிற்பதால் பெயர் அடைகளாக செயற்படுகின்றன அத்துடன் இந்த சொற்கள் மேலும் பிரிக்கப்பட முடியாத சொற்களாகவும் இருப்பதனால் அவை தனிப்பெயர் அடைகளாக தொழிற்படுகின்றன பெயர் சொற்களை விபரிக்கும் அடைமொழிகள் கூட்டு சொற்களாக அதாவது பிரிக்கக்கூடிய சொற்களாக வந்தால் அவை கூட்டு அடைகள் எனப்படுகின்றன கூட்டுப்பெயரடைக்கான உதாரணங்கள் பக்தி உள்ள பெண்மணி அறிவு நிறைந்த மாணவன் அதிசயமான சம்பவம் திருப்பங்கள் நிறைந்த கதை சிறப்பான முடிவு இங்கு பெயர் சொற்கள் ஒவ்வொன்றையும் விவரிக்கும் பெயர் அடைமொழிகள் ஒவ்வொன்றும் பிரிக்கப்படக்கூடிய சொற்களாக அமைகின்றன உதாரணம் பக்தி உள்ள என்ற சொல் பக்தி உள்ள என்றவாறு பிரிக்கப்படக்கூடியது அவ்வாறே ஏனைய உதாரணங்களும் பிரிக்கப்படக்கூடிய சொற்களாக அமைவதனால் அவை அனைத்தும் கூட்டு பெயரடைகளாக தொழிற்படுகின்றன அவ்வாறே வினை அடையானது அதன் அமைப்பின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது அவை தனி வினையடை கூட்டு வினையடை அல்லது ஆக்க வினையடை வினை சொற்களை விபரிக்கும் அடைமொழிகள் தனி சொற்களாக வந்தால் அதாவது மேலும் பிரிக்கப்பட முடியாத சொற்களாக வந்தால் அவை தனி வினையடைகள் என்று அழைக்கப்படுகின்றன தனி வினையடைக்கான உதாரணங்கள் விரைந்து வந்தான் உயர்த்தி அடித்தான் மெல்ல சென்றான் ஓடிப்போனான் இன்று படிப்போம் அவ்வாறு வினை சொற்களை விவரிக்கும் அடைமொழிகள் கூட்டு சொற்களாக வந்தால் அதாவது மேலும் பிரிக்கப்படக்கூடிய சொற்களாக வந்தால் அவை கூட்டு வினையடைகள் என்று அழைக்கப்படுகின்றன கூட்டு வினையடைக்கான உதாரணங்கள் கவனத்துடன் வாசித்தான் நிதானமாக நடந்தான் ஏராளமாக கொடுத்தான் அமைதி அனுமதியின்றி நுழைந்தான் அபிநயத்துடன் ஆடினாள் இங்கு கவனத்துடன் வாசித்தான் என்பதில் வருகின்ற கவனத்துடன் என்ற வினை அடையானது கவன கவனம் உடன் என்றவாறு பிரிக்கப்படக்கூடியது அவ்வாறே ஏனைய உதாரணங்களும் பிரிக்கப்படக்கூடிய சொற்களாக அமைவதால் அவை கூட்டு வினையடைகளாக தொழிற்படுகின்றன வாக்கிய உறுப்புகளை விபரிக்கும் அடைமொழிகள் பின்வருமாறும் பாகுபடுத்தப்படுகின்றன அவை இனமுள்ள அடைமொழி இனமில்லா அடைமொழி இனமுள்ள அடைமொழி என்பது பல்வேறு இனங்கள் உள்ள பொருளுக்கு அதன் குறிப்பிட்ட ஒரு இனத்தை பிரித்து அறிய பாவிக்கப்படுகின்ற தனி சொற்களே இனமுள்ள அடைமொழிகள் எனப்படுகின்றன உதாரணம் பாடநூல் இங்கு பாடநூல் என்பதனுள் தமிழ் பாடநூல் கணித பாடநூல் விஞ்ஞான பாடநூல் என்று பல வகையான நூல்கள் அடங்குகின்றன எனவே இது ஒரு இனமுள்ள அடைமொழியாக தொழிற்படுகின்றது அவ்வாறு பூக்களில் நீர்ப்பூ நிலப்பூ கொடிப்பூ செடிப்பூ என பல வகை காணப்படுவதாலும் மரங்களில் பனை மரம் தேக்கு மரம் மாமரம் மருத மரம் என்று பல வகையான மரங்கள் காணப்படுவதனாலும் வீடுகளில் கல் வீடு மண் வீடு மாடி வீடு அடுக்கு வீடு என பல வகை காணப்படுவதாலும் இவையெல்லாம் இனமுள்ள அடைமொழிகளாக தொழிற்படுகின்றன ஒரு பொருளில் குறிப்பிட்ட ஒரு வகை மட்டுமே காணப்படுகின்ற போதும் அதன் சிற்சில சிறப்புகள் கருதி அதற்கு வழங்கப்படுகின்ற அடைமொழி சொற்களே இனமில்லா அடைமொழிகள் எனப்படுகின்றன உதாரணம் வெண்ணிலவு உப்பளம் செஞ்ஞாயிறு கருங்காக்கை செங்கதிரோன் வெண்கொக்கு செங்கால் நாரை இங்கு வெண்ணிலவு என்ற உதாரணத்தை நாங்கள் கருதுவோம் நிலவு என்பது ஒன்றே ஒன்று இருக்கின்ற போதிலும் அதன் சில சிறப்புகளை விவரிப்பதற்காக வெண்நிலவு என்று அது அடையாளப்படுத்தப்படுகின்றது இவ்வாறு ஏனைய சொற்களும் தனித்தனியாக காணப்படுகின்ற போதிலும் அவற்றின் சிறப்புகள் சிலவற்றை விவரிக்கும் நோக்குடன் சில சில சிறப்பு அடைமொழிகள் அவற்றுடன் சேர்க்கப்பட்டுள்ளன இப்பொழுது நாங்கள் கீழே காட்டப்பட்டுள்ள இந்த உதாரணங்களை அவதானிப்பதன் மூலம் அடைமொழிகள் என்ற பகுதியை மேலும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் மிக்க சேவகன் நீண்ட தடியை இலகுவாக முறித்தான் பயந்த சிறுமி உறங்கிய தாயை விரைந்து எழுப்பினாள் சிறுத்தை புலி புள்ளி மானை பாய்ந்து பிடித்தது சிறிய குருவி அழகான கூட்டை அவதானமாக கட்டியது வெள்ளை முயல் பசுமையான புல்லை மெதுவாக உண்டது இங்கு காட்டப்பட்டுள்ள வாக்கியங்களின் எழுவாய்களான சேவகன் சிறுமி புலி குருவி முயல் ஆகிய சொற்களை முறையே பலமிக்க பயந்த சுருத்தை சுரிய வெள்ளை போன்ற சொற்கள் விபரித்து நிற்பதால் அவை யாவும் எழுவாய் அடைமொழிகளாக தொழிற்படுகின்றன இங்கு இந்த வாக்கியங்களின் பயனிலைகளான முறித்தான் எழுப்பினால் பிடித்தது கட்டியது உண்டது போன்ற சொற்களை முறையே இலகுவாக விரைந்து பாய்ந்து அவதானமாக மெதுவாக போன்ற சொற்கள் விபரித்து நிற்பதால் அவை பயனிலை அடைமொழிகளாக தொழிற்படுகின்றன இங்கு வாக்கியங்களில் காட்டப்பட்டுள்ள செய்யப்படு பொருட்களான தடியை தாயை மானை கூட்டை புல்லை போன்ற சொற்களை முறையே நீண்ட உறங்கிய புள்ளி அழகான பசுமையான போன்ற சொற்கள் விபரித்து நிற்பதால் அவை செய்யப்படு பொருள் அடைமொழிகளாக தொழிற்படுகின்றன இத்துடன் இந்த காணொளி நிறைவினை அடைகின்றது தமிழறிந்து தமிழறிந்த அனைவருக்கும் நன்றி சார் வந்தனங்கள் நல்லது மாணவர்களே எங்களுடைய ஏனைய காணொளிகளைப் போலவே அடைமொழிகள் என்ற இந்த காணொளியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் காணொளியை பார்த்தபின் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை எங்களுக்கு வழங்குங்கள் மீண்டும் ஒரு பயன்மிக்க பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி